அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்ட கொடுக்காப்புளியோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள் இந்த கொடுக்காப்புளி வந்து நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது கல்லடிச்சு அடித்தோ இல்லைன்னா சுரண்டி வச்சோ பறிச்சோ தெரு ஓரத்தில் நிற்கிறது எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டுட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி இது வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது பார்த்திங்கன்னா இதில் தான் அதிகமான சத்துக்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் நீக்கும் இருக்கும் அதாவது செரிமானம் இல்லாமல் சிலர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா அந்த செரிமான தன்மையை நீக்கக்கூடிய சக்தி இந்த கொடுக்காப்பிலிக்கு தான் இருக்குது இப்போ இருக்க நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த கொடுக்காப்பிலி எப்படி சாப்பிட்ணும் அதுனா என்னன்னே தெரியாமல் இருக்கும் அதனால தான் இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வாங்கினோம் இதோட ரேட்டு நான் ஃபஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு பையில் கொடுக்குறாங்க மொத்தம் ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி அதில் உள்ள விதையை நீக்கிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம் இது வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் சில லைட்டாக துவர்ப்பு தன்மையும் இருக்கும் இந்த இந்த விதை இருக்குது இல்லையா கொடுக்காப்புளியோட விதை அதை வந்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து நம்ம வந்து கண் சில கண் வலி கண் எரிச்சல் இருக்க நேரக்கூடிய நேரத்தில் கண்ணில் மேலோடு இப்படி தடவி வந்தோன்னா அதோட எரிச்சல்லாம் நல்லா நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்புறம் இது வந்து காய்ச்சல் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா காய்ச்சல் மொத்தமாக நீக்கக்கூடிய தன்மை இருக்குது பொதுவாக இப்போது நிறைய டெங்கு மலேரியான்னு சொல்லி நிறையா ஃபீவர் வெரைட்டிஸ் இருக்குது அதில் மலேரியா காய்ச்சலை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கொடுக்காப்பிள்ளைக்கு தான் இருக்குது அப்புறம் மஞ்சள் காமலை வரோன்னா அந்த பிரச்சனையும் நீக்கும் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு டைப்பாக இருக்குது இது வந்து பழுத்துருக்கு இது காய் ஆனால் ரெண்டையுமே சாப்பிட்லாம் ரெண்டும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த கொடுக்காப்புளி வந்து ஒரு பழ வகையை சார்ந்தது அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நேரத்துக்கு இந்த கொடுக்காப்புளியை மட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் குறையும் அப்புறம் இது வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்குது ஏன்னா காச நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கு இதில் வந்து வைட்டமின் சி சத்து வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொடுக்காப்புளிக்கு இருக்குது நம்ம கொடுக்காப்புளியை வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்றுநோயை வந்து நம்ம அறவே நீக்கலாம் அப்புறம் இது வந்து கோ கோடை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த டைம் வந்து நமக்கு கொடுக்காப்பிலி கிடைக்கக்கூடிய நேரம் தான் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் இந்த கொடுக்காப்பிலியில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்புறம் கால்சியம் சத்து அதிக அளவில் இருப்பதனால எலும்பையும் பலப்படுத்தும் பற்களையும் நல்லா பலப்படுத்துகிற தன்மை அதிகமாக இருக்குது அப்புறம் இதில் பாஸ்பரஸும் இரும்பும் அதிக அளவில் இருக்கிறதுனால உடல் சோர்வாக இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்டா உடம்புக்கு வந்து நல்லா புத்துணர்ச்சி கிடைக்கும் கொடுக்காப்புளியில் வந்து vitamin B one B two B six B twelve அவ்வளோ விட்டமின்கள் இருக்கிறதுனால இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திவாக அதிகமாக செயல்படுது இதனால் கன்சீவாக இருக்கிறவங்க வந்து இந்த கொடுக்காப்புளி இந்த கிடைக்கிற நேரம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்புறம் முகத்தில் முகப்பரு அப்புறம் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்கள்ல மங்கு அந்த மாதிரி தன்மை நிற்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது அப்புறம் அப்புறம் இது வந்து சக்கரை நோயாளிகள் வந்து சாப்பிடலாம் அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கொடுக்காப்புளியை வந்து சாப்பிட்லாம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய கொடுக்காப்பிளி இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டதுனால தான் இளமையாகவும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இதை வாங்கி கொடுங்க நம்ம வந்து பழைய காலத்து அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்முடைய குழந்தைகளும் வருங்காலத்தில் நல்ல ஆரோக்கியமான ஜென்ரேஷனாக வளருவாங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி